ஐயோ அம்மா ஐயோ லேடி பாகா உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா tưng tưng cô thầy đây lâu nào tan மாச கடைசிப்பா பையில பத்து பைசா கிடையாது Man, look at that. Oh, yeah. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல் யாருக்கிட்ட வந்து விளையாட்டு பத்து கிட்ட ஆஹா நம்ம நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேஞ்சரஸ் இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் கெட்ல விழுந்துருவான்னு பார்த்தா மோஸ்கெட் பண்றான் செத்த பண்ணலாம் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் பண்ணி பண்ணலாம் I am speaking, no grass speaking. Sit down. என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க <laughs> ஒரே கூத்தா இருக்கும் பிரச்சனை திட்டு அவன் இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில Give respect, take respect, okay? Get my half தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ என்ன என்ன ஃபீலிங்கு டார்ச்சர் பண்ற ராஸ்கன் நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா அப்ப நாங்க என்ன யாரு சோனமுத்தா சோனமுத்தா போச்சா மிஸ்டர் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற வெளியே போங்கன்னா ஐயோ ராஸ்கல்களா